signal generator. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து போட்டிருந்தோம் ஸோ ஒரு டூ டேஸ் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அதனால் இப்போ நேச்சுரல் கேஸில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர்னு பார்க்கலாம் சிக்னல் ஜென்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் ஸோ இது நம்ம நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தோம் ஸோ இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம் அதை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா channel name NSC commodity trade அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி டூ என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பையிங் ட்ரெண்டில் இருந்துச்சு அந்த பையிங் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனுடைய பையிங் ட்ரெண்டு தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அதனுடைய கண்டினியூஷனுக்கு அப்புறம் எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா செல்லிங் ட்ரெண்ட் மாறையில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் ஸோ மாறினது பார்த்தீங்கன்னா லெவன் ஃபைவ்க்கு அப்புறம் காலையில் லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடில் செல் கால் வந்திருக்கு உங்களுக்கு reach one ninety nine ten வரைக்கும் வந்திருக்கு ஸோ அதில் ஈஸியாக டார்கெட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு டுவெல் தேர்ட்டிக்கு வந்திருக்கு காலையில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் தேர்ட்டி கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு two hundred point eighty so இதுலேயும் வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து செல் கால் வந்திருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பட் ஃபாலோ அப் எதுவுமே வரல ஸோ நம்ம பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ட்ரி எடுப்போம் இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை அதுக்கடுத்து பைக் கால் வந்திருக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்திருக்கு டூ நாட் டூ பாயிண்ட் ஃபார்ட்டியில் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு ஸோ மறுபடியும் செல் கால் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு தொடர்ந்து ஏறலை இறங்கலை ஸோ என்ட்ரி எடுக்க மாட்டோம் அடுத்து பைக்கால் வந்திருக்கு ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது ஸோ இதுலேயும் ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இது வாட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சிம்பிளாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா போதும் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் இது இப்போ லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னும் இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ண போய்கிட்டு இருக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இது பையிங் ட்ரெண்டாக நேச்சுரல் கேஸ் மாறும் ஸோ இது இப்போ லெவன் ஓ கிளாக் வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா லைவ் மார்க்கெட் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ இந்த லெவ இந்த தேவையான ஒரு கால்ஸை நீங்களே ஓனாக ஜென்ரேட் பண்ணிக்கணும் அதை நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ